அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம bank nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March thirty first expiry day so இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகுது நியூ கான்ட்ராக்ட்ஸ் அதே மாதிரி ஓப்பன் ஆகும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனாலே ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுறோம் இந்த டயத்தில் நமக்கு டக்குன்னு பாருங்கள் மார்க்கெட் இப்போ தொடர்ந்து டவுன் சைடு இறங்கினால ஒன் தேர்ட்டிக்கு கரெக்டாக அந்த யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty six thousand four hundred and thirteen point ten அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே லைன் எதுக்குன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு entry point thirty six four தேர்ட்டின்னு வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா thirty six thousand three hundred and twenty டூன்னு இருக்குது ஒரு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த நைன்ட்டி பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைட் இறங்குதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் thirty six four hundred range பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்ச் மாதிரியே இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு thirty six four hundred up and down up and down மாற்றி மாற்றி ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ தான் டார்கெட் வந்து ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு ஆஃப்டர் ஃபோர் மினிட்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு அகைன் இறங்குச்சு அப்படி இறங்கும் போது நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து கொடுத்து இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிற option thirty six thousand five hundred put option one fifty ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆனது அப் அண்ட் டவுன் போனது ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு அந்த ரைஸ் ஆனதில் டூ டென் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா thirty seven thousand put option out of the money பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்ல பைக்கால் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு சிக்ஸ் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சார்ட்டில் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ